இப்போ நாம் புடலங்காய் சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ஒரு புடலங்காய் சின்ன சின்னதாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி பச்சை மிளகாய் அஞ்சு கொத்தமல்லி கொஞ்சம் வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் சீரகம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை தேவையான உப்பு அதுக்கு தாளிக்க எண்ணெய் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க உளுந்து போட்டுக்கலாம் வேர்க்கடலை போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு புளி போட்டுக்கலாம் இந்த வதங்கட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க இப்போ புடலங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க புடலங்காய் கொஞ்சம் வேகட்டும் புடலங்காய் வதங்கிடுச்சு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிடலாம் இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சி காஞ்ச உடனே கடுகு போடலாம் கொஞ்சோண்டு சீரகம் உளுந்து கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் அதை சட்னியில் சட்னி ரெடி ஆகிடுச்சு புடலங்காய் சட்னி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் Thanks for watching.